பழரசத்தில் மயக்க மாத்திரை கலந்து கொடுத்து பஸ் கண்டக்டரை ஆண் நண்பர்களுடன் சேர்ந்து காதலி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சேலம் அருகேயுள்ள தளவாய்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி தனியார் பேருந்தில் கண்டக்டராக வேலை பார்த்து வந்தவர் மனைவியை பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்திருக்கிறார் இவருக்கும் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த சேலம் இரும்பாலை பகுதியைச் சேர்ந்த சர்வேஸ்வரி என்ற பெண்ணுக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த தொடர்பு இருவரும் ஒரே வீட்டில் குடும்பம் நடத்தும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறது இந்நிலையில் விழுப்புரத்தில் வசித்து வந்த சர்வேஸ்வரியின் சகோதரியான உமா மகேஸ்வரி கணவருடனான கருத்து வேறுபாடு காரணமாக சேலத்தில் உள்ள தாயார் வீட்டிற்கு வந்திருக்கிறார் இதற்கிடையே சுப்பிரமணிக்கும் உமா மகேஸ்வரிக்கும் இடையே காதல் துளிர்விட்டு தனியே வீடு எடுத்து வசித்து வந்திருக்கின்றனர் இது சர்வேஸ்வரிக்கு பிடிக்காமல் போக சுப்பிரமணியை பிரிந்து சென்றிருக்கிறார் இந்நிலையில் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி இரவு சுப்பிரமணி வீட்டில் இருந்த கட்டிலில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்திருக்கிறார் அக்கம்பாக்கத்தினர் மற்றும் உறவினர்கள் தகவல் கொடுத்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர் டெங்கு காய்ச்சல் வந்ததால அவருக்கு உடம்புல வெள்ளை அணுக்கள் கம்மியா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க அதுக்காக பத்து நாளாக சாத்துக்குடி ஜூஸ் போட்டு கொடுத்து பக்கத்திலேயே இருந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் ராத்திரி எட்டு மணிக்கு அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து அவரை பார்க்கணும்னு சொன்னாரு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேன் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு திரும்பி வந்து பார்க்கையில் என் வீட்டுக்காரர் பேச்சு மூச்சில்லாம கிடந்தாரு என்ன சின்னே தெரியலை என உமா மகேஸ்வரி கண்ணீர் வடித்திருக்கிறார் பக்கத்து வீட்டிலிருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தபோது கொலையான சுப்பிரமணி வீட்டிற்கு இரண்டு ஆண்கள் உமா மகேஸ்வரியுடன் வந்து சென்றது தெரிய வந்திருக்கிறது இதனையடுத்து உமா மகேஸ்வரியை பிடித்து விசாரணை செய்த போலீசார் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் வீட்டுக்குள்ள இருந்த அந்த ரெண்டு ஆளுங்க யாரு என்ன நடந்தது என சிசிடிவி காட்சிகளை காட்டி கிடுக்குப்பிடி போட அதன் பின்னரே உமா மகேஸ்வரி அதிரவைக்கும் அந்த கொலை சம்பவத்தை விவரித்திருக்கிறார் சுப்பிரமணிக்கும் எனக்கும் தொடர்பு உண்டாகி ரெண்டு பேரும் ஒன்னா குடும்பம் நடத்திக்கிட்டு வந்தோம் இதுக்கிடையில எனக்கு ஒரு சில நபர்களுடன் பழக்கம் உண்டாச்சு இது சுப்பிரமணிக்கு தெரிஞ்சதும் என்னை ரொம்ப தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சாரு என்னை அசிங்கமா பேசி அடிச்சு துன்புறுத்தியதோட என்னை விட்டு தேவையில்லாத வேலை செஞ்சா ஆசிட் அடிச்சு கொன்னுடுவேன் மிரட்டுனாரு இதுக்கு மேல இந்த ஆளோட வாழ்ந்தா நமக்கு நிம்மதி இருக்காதுன்னு அவரை கொன்னுடலாம்னு முடிவு பண்ணேன் பதினொன்றாம் தேதி ராத்திரி சாத்துக்குடி ஜூஸ்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்தேன் கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் போட்டுட்டாரு நான் ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருந்த என்னோட கூட்டாளிகளான நாகராஜன் கண்ணன் ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டேன் நெரிசும் கொலை செஞ்சோம் அதுக்கப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி அவங்க வீட்டுக்கு தகவல் கொடுத்தோம் என உமா மகேஸ்வரி சொல்லி இருக்கிறார் அதனையடுத்து உமா மகேஸ்வரி மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்த அவருடைய கூட்டாளிகள் இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றனர் இச்சம்பவம் குறித்து விஷயமறிந்த காவலர் ஒருவரிடம் பேசினார் கொலைக்கு உடந்தையாக இருந்த நாகராஜன் கண்ணன் ஆகிய இருவருடனும் உமா மகேஸ்வரி தொடர்பில் இருந்துள்ளார் மூவரும் திட்டமிட்டுத்தான் சுப்பிரமணியை கொலை செய்திருக்கின்றனர் காய்ச்சலால் இறந்து விட்டார் எனச் சொன்னால் உறவினர்கள் நம்பிவிடுவார்கள் யாரும் அருகே வரமாட்டார்கள் என நினைத்திருக்கின்றனர் ஆனால் கழுத்திலிருந்த காயங்கள் ஏதோ நடந்திருக்கிறது என்பதை காட்டிவிட்டது சுப்பிரமணியனின் பிறப்புறுத்தலும் கடுமையாக தாக்கியிருக்கின்றனர் என்றார்